வணக்கம் நண்பர்களே என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன் உங்களோட விரல்களை பார்த்தால் உங்களோட வாழ்க்கை மாறுங்க நிஜமாக தான் சொல்கிறேன் உண்மையாக தான் சொல்கிறேன் முதல்ல ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்லணுங்க ஒருத்தர் தன்னோட நண்பர் மேலே அதிக அளவில் அன்பு வைத்திருந்தார் ரெண்டு பேரும் ஒரு நெருங்கிய நண்பர்கள் பல ஆண்டுகளாக இவர் தன்னோட நண்பருக்கு அவர் எப்பப்பெல்லாம் பண தேவை ஏற்படுகின்றதோ அப்பெல்லாம் பண உதவி செய்வார் அவருக்கு ஏதாவது பிரச்சனைனா இவர் ஒரு ஒரு மென்டர் மாதிரி ஒரு வழிகாட்டி மாதிரி அவருக்கு இருந்தார் அந்த நண்பருக்கு இவருக்கு திடீர்னு ஒரு பண தேவை இவ்வளவு ஆண்டுகள் இவர் வந்து இவருக்குன்னு எந்த ஒரு உதவியும் தன்னோட நண்பன்கிட்ட தன்னோட நெருங்கிய நண்பன்கிட்ட கேட்டதில்லை மாறாக தன்னோட நண்பனுக்கு இவர் நிறைய உதவி செஞ்சுருக்கார் பண உதவியாகட்டும் இல்லை ஆலோசனைகள் ஆகட்டும் அப்படி நிறைய செஞ்சுருக்கார் முதல் முறையாக இவருக்கு ஒரு பண தேவை ஏற்படுகின்றது தன்னோட நெருங்கிய நண்பர்கிட்ட கேட்குறாரு கேட்கும்போது அவர் வந்து நான் பார்க்குறேன் பேங்க்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நான் கூப்பிட்றேன் ஒரு அரை மணி நேரத்தில் கூப்பிட்றேன் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவர் வச்சுட்டார் அரை மணி நேரம் ஆகிவிட்டது அவர் கால் பண்ணலை ஒரு நாள் ஆயிடுச்சு கால் பண்ணலை இவர் மீண்டும் ஃபோன் பண்ணுறார் ஆனால் அந்த நெருங்கிய நண்பர் ஃபோனை எடுக்கலை இவர் மெசேஜ் அனுப்புகிறார் இந்த மெசேஜை அவர் பார்த்ததா இவருக்கு தெரியுது வாட்ஸ்அப்பில் ஆனால் பதில் சொல்லவில்லை மீண்டும் ஒரு சில நாட்கள் கழித்து திரும்ப கால் பண்ணுறாரு மெசேஜ் அனுப்புகிறாரு ஒரு பத்து நாள் தொடர்ந்து கால் பண்ணுறாரு மெசேஜ் அனுப்புகிறாரு எந்தவித ரெஸ்பான்ஸுமே இல்லை வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிட்டார் இவரோட மெசேஜ் டெலிவரே ஆகலை இவர் பிளாக் பண்ணிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஃபோனும் எடுக்கலை சரி நம்ம நேரடியாக வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு வீட்டுக்கு போனால் வீட்டில் அவரோட வண்டி அவரோட டூ வீலர் வீட்டுக்கு வெளியில் தான் இருக்குது ஆனால் வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவர் வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு உங்கள் அம்மாவை இல்லைன்னு சொல்ல வச்சுருக்காரு அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு இன்னும் ஒரு சில நாட்கள் கழித்து சரி நம்ம இப்படியெல்லாம் நினைக்கிறோம் ஆனால் நம்ம நண்பன் இப்படி இருக்க மாட்டான் அவன் நல்லவன் தான் இதெல்லாம் நம்முடைய கற்பனையாக இருக்கும் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு போகிறாரு இந்த ஜன்னலில் அவருக்கு தெரியுது அவர் வீட்டில் இருக்கிறது தெரியுது அவர் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கார் வீட்டில் போய் காலிங் பெல் அடிக்கிறாரு காலிங் பெல் அடிக்கும்போது அவங்க அம்மா வந்து கதவை திறக்கிறாங்க அவன் வெளில போயிருக்கான்ப்பா வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஓகே இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஃப்ரெண்டு நம்மளை அவாய்ட் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இவ்வளோ வருஷங்க பல ஆண்டுகள் அவனுக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சேன் இவ்வளவோ பண உதவிகள் செஞ்சேன் அவனுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழல்களில் ஆறுதலாக இருந்திருக்கேன் ஆனால் அவன் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல ஆனால் எதுவுமே சொல்லாமல் அப்படியே விட்டுட்டானே ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னார் உடனே அவர்கிட்ட சொன்னேன் உங்களோட விரல்களை பாருங்கள் உங்களோட கை விரல்களை பாருங்கள் இந்த கை விரலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஐந்து விரல்களும் ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு அளவில் இருக்குங்க இவ்வளவு தாங்க வாழ்க்கை இதுக்கு மேலே என்னங்க இருக்குது ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அறுபத்தைந்தாயிரம் எண்ணங்களை சிந்திக்கிறவங்க அவங்க எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க எந்த சூழலில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நமக்கு தெரியாதுங்க இந்த ஐந்து விரல்களை மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கின்ற மக்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவர் அப்படி இருந்தாருன்னா நம்ம என்ன பண்ண முடியும் உதவியை பெற்றுக்கொண்டு உதவியை கேட்கும்போது காணாமல் போயிட்டாருன்னா அவர் அப்படி தான் விட்ட வேண்டியது தான் நம்ம என்ன அவர்கிட்ட சண்டையாக போட முடியும் இவ்வளோ நாள் நான் உனக்கு செஞ்சனே நீ எனக்கு செய்யலையே அப்படின்னு சண்டையாக போட முடியும் போடுறதில் ஏதாவது பயன் அளிக்கின்றதா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா ஒன்றும் கிடையாது மனிதர்கள் அப்படி தான் ஐந்து விரலும் ஒன்றாக இருப்பதில்லை ஒரே அளவில் இருப்பதில்லை அப்படின்ற புரிதலோடு விட்டுட்டு போங்க அவ்வளோதாங்க இது தாங்க வாழ்க்கை வாழ்க்கையில் பல பாடங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் வாழ்க்கை பல சோகமான விஷயங்கள் மூலமாக தான் உங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கும் பாடங்களை கற்றுக்கொண்டு நகர்ந்து செல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் இதையே தான் உங்களுக்கும் சொல்கிறேன் எப்போதாவது யாரையாவது உங்களை ஏமாற்றிட்டாங்களா உங்களோட கை விரல்களை பாருங்கள் ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு அளவில் இருக்குது மனிதர்களும் அப்படி தான் யாராவது உங்களை குறை சொல்கிறாங்களா உங்களோட விரல்களை பாருங்கள் யாரையாவது குறை சொல்லணும்னு உங்களுக்கு தோணுதா உங்களோட விரல்களை பாருங்கள் யார் மீதாவது பொறாமை ஏற்படுகின்றதா உங்களோட விரல்களை பாருங்கள் யாராவது உங்களை பற்றி மறைமுகமாக தவறாக பேசுகிறாங்களா உங்களோட விரல்களை பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் ஒரு அருமையான மாற்றம் ஏற்படும் ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க இருந்துட்டு போட்டோம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் இருங்க எல்லோரும் அப்படி தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரின்ற ஒரு புரிதல் ஏற்படும் போது உங்களுக்குள்ள ஒரு அருமையான மன தெளிவு ஏற்படும் மன முதிர்ச்சி ஏற்படும் மன சுதந்திரம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ கமெண்ட்டு பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க நீங்கள் இக்கட்டான சூழல்களில் யாராவது உங்களை குறை சொல்லும் போதோ ஏமாற்றும் போதோ இல்லை பொறாமை ஏற்படும் போதோ உங்களோட விரல்களை பார்ப்பீர்களா பதிவு பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும் அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள வாசகங்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்